நட்டினை அறக்கட்டளை சார்பாக தமிழ் புத்தாண்டு சிறப்பு பேச்சு போட்டியில் ஒன்றாம் வகுப்பு மாணவர்கள் நிறைய பேர் அனுப்பியிருந்தாங்க தங்களுடைய காணொலி பதிவை அதில் நிறைய மாணவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு ஒரு ஆசிரியர்கிட்ட நின்று எப்படி ஒப்பிக்கிறோமோ அந்த மாதிரி ஒப்பிக்கக்கூடிய பாணியில் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒரு பேச்சு இல்லைங்களா பேச்சு அப்படின்னாலே ஒரு மேடையில் ஏறி பேசினா என்ன ஒரு கம்பீரமாக பேசுவோம் அந்த மாதிரியான ஒரு பேச்சு இருக்கணும் அது மாதிரி ஒரு சில மாணவர்கள் அனுப்பியிருந்தாங்க அந்த மாணவர்களில் நல்ல திறமையாக பேசக்கூடிய பேசிய ஒரு மாணவரை நம்ம நண்பர் நடுவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இந்த மாணவர் வந்து ஒரு ஒன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவரால் இப்படியெல்லாம் பேச முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒரு பெரிய மனிதத்தன்மையோட நம்ம அந்த மாணவர் பேசியிருக்கிறார் அவர் வந்து the little kingdom school Theni அங்கேருந்து பேசியிருக்கிறார் அந்த மாணவர் அவருடைய பெயர் கௌதம் ரொம்ப அழகாக அதாவது நீங்கள் கேட்டு பாருங்கள் நம்ம இவரை பார்க்கும்போதே அவருடைய பேச்சு தோரணை எல்லாம் பார்க்கும்போது நம்ம திருபானந்த வாரியார் இருந்தார் பார்த்தீங்களா அவருடைய அந்த சாயல் இந்த பையன் இருக்குது ஒருவேளை இவர் வந்து பிற்காலத்தில் அவர் மாரி வர்றதுக்கான வாய்ப்புகளும் கூட இருக்குது ரொம்ப அழகாக நல்லா பேசியிருக்கிறாரு இவருக்கு வந்து ஒரு பிறவி பேச்சாளராக இருப்பார் போல் பார்த்தா அப்படித்தான் தெரியுது நீங்கள் கேட்டு பாருங்கள் கேட்டதுக்கப்புறம் உண்மையிலே நீங்களே மனம் திறந்து பாராட்டுவீர்கள் அந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு அற்புதமான பேச்சு இவருக்கான பரிசு என்னங்கிறது இவருடைய பேச்சினுடைய முடிவில் அதை நம்ம சொல்கிறோம் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ கண்டிப்பாக இந்த மாணவருடைய பேச்சை கேளுங்க கேட்ட உடனே இவர் எப்படி பேசியிருக்கிறாரு இவருக்கான வாழ்த்துக்கள் பாராட்டுகள் குறைகள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க அது ஒன்று தான் இவருக்கு நல்ல சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருக்கும் இப்போ நம்ம இந்த கௌதம் அவருடைய பேச்சை இப்போ நம்ம கேட்கலாம் திருத்திக்கும் தேந்தமிழ் திக்கெட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாக்கி என் முதற்கண் வணக்கம் ஆண்டுகளே முதற்கண் வணக்கம் என் பேரு டி ஆர் கௌதம் தமிழே இருந்தன் உயிர் மூச்சு உலகிங்க மலை பேச்சு பிற முனையில எடுத்து நிற்க முடியாமல் ஓடி போச்சு இதை பற்றியே என் பேச்சு கரையில ஏறி சுளையும் முட்டர் கரையிட ஏறி சாரும் பனிமலர் ஏறி தேனும் காய்ச்சி பாகிட ஏறி சுவையும் நடிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கி குளிர்ல நீரும் இனி என என்பேன் இனினும் தமிழை என்னுள் என்பேன் கண்டி காலத்தால் மூத்தவளாய் புவனம் பலி நாங்கையில் காத்தவளாய் மூ வேந்தர் முடிவெடுத்த மூமுறையாய் முக்கணியின் திருத்திக்கும் தீங்கடியாய் திகட்டாது தள்ள முதாய் வணங்கும் தமிழ்மொழியே உன்னை வாழ்த்த வந்துள்ளேன் தமிழ் பேசி கேட்டாலும் இனிமை தரும் மொழியாய் திகழ்வதால் மகாகவி பாரதியார் இந்த மொழியிலே தமிழ் மதிப்பு இனிதாவது எங்கும் காணோம் என பாடியுள்ளார் உலக மொழியிலே தமிழுக்கு மட்டும்தான் தொன்மை முன்மை எளிமை உண்மை இளமை வளமை தாய்மை தூய்மை செம்மை முன்மை இனிமை தனிமை பெருமை திருமை இனி மலிமொழி மூன்றெழுத்தின் திருவுலகாரும் என் தாய்மொழி அதுவே என் தமிழ் மொழி செந்நாவில் வாழும் என் செம்மொழி அதுவே என் உயிர் மொழி இம்மொழிக்கு உயிரும் உண்டு மெய்யும் உண்டு உயிர்மை கலந்த அன்பும் உண்டு குமரி கண்டத்தில் பிறந்து அண்டம் எல்லாம் வளர்ந்து உலகத்தில் கடைக்கொடி மக்களை மீட்க வைக்கும் மொழி என் மொழியின் சிறப்பை அறிய வேண்டுமா புகழை உணர வேண்டுமா பழகி பாருங்கள் என் மொழியின் ரகல ஓசையை தியானித்து பாருங்கள் விண்மொழி ஓங்கார ஓசையின் உச்சரித்து பாருங்கள் விண்மொழியின் அக்கியின் ஓசையின் மூன்றடியின் உலகளந்தார் மாமன்னர் அது விஷயம் நவதாரம் இரண்டு அடியின் உலகளந்தார் வள்ளுவர் அது தமிழ் மொழி தொன்மையை தொட வேண்டுமா அகத்தியம் உண்டு எங்களிடம் இலக்கணத்தை ஈவ வேண்டுமா தொல்காப்பியம் உண்டு எங்களிடம் யாரையாவது புகழ வேண்டுமா பொருள் நானூறு உண்டு எங்களிடம் யாரும் கழுத்தில் அணி மணிக்கு உண்டு மணிமேகலை காலில் அணியும் குண்டலமோ எடுத்துக்கொள்ளுங்கள் குண்டல் ஏசியே அடை கையில் அலையும் வரையலா வளைத்து படியுங்கள் வளையாபதி என்ன இல்லை என் தமிழ் மொழி இதுவல்ல எல்லாவற்றையும் எழுதிய பொழுது எல்லையற்ற மொழி என் தமிழ் மொழி அகத்தியன் தொட்டிலிட்டு தொழுது ஆப்பியம் தாராட்டி தமிழ் பெருமை கொள்வோமே தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்பதிலே எற்பிறவியிலும் இந்தியாவில் கொண்ட மிக தொன்மையான மொழி தமிழ் பக்தியின் மொழி தமிழ் உலகில் வர எந்த மொழியையும் காண கிடைக்காத அளவு பக்தியின் பாசங்கள் நிர்மியக்கூடிய ஒரே மொழி தமிழ் செல்லமாவி காதலில் அவன் காதல் கொண்ட மொழியும் என்ற நிலையை நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் கொண்டு வர வேண்டும் கருத்தை கொடுத்தே தமிழத்தின் மடித்தே இத்துடன் சுற்றுவதை முடித்தேன் நன்றி நற்றினை அறக்கட்டளை நடத்திய தமிழ் புத்தாண்டு சிறப்பு பேச்சு போட்டிகள் வெற்றி பெற்ற இந்த மாணவருக்கு நற்றினை நேர்களின் சார்பாக இந்த பரிசு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது